ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பன் நடத்தும் கரங்கள் நான் கண்டே தேவி பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே vida. cái bên đừng உங்க நிழலிலே வாஞ்சையாய் வாழ்கிறேன் உங்க நிழலிலே வாஞ்சையாய் வாழ்கிறேன் நீரே என் பலனும் கேடகம்மாய் நீரே என் நம்பிக்கையும் துருகமுமாய் நீ மாத்திரம் எந்த நாத்மனே சருமை பாடுவேன் என்றே நீ மாத்திரம் எந்த நாத்மனே சருமை பாடுவேன் என்றே ஆசை கண்ணீரின் நேரத்தில் உன் தோளில் சாயும் போதினில் உன் செயலினைத்தால் கண்ணீர்